வணக்கம் சித்த மருத்துவத்தில் வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய வலி அழல் ஐயம் இந்த மூன்றும் தன்னுடைய இயற்கை நிலையிலிருந்து மாறாமல் பார்த்து கொண்டால் நோய்கள் வராது என்பது ஒரு அசையாத நம்பிக்கை இப்பொழுது இந்த வாத பித்த கபம் என்பவை எப்படியெல்லாம் எதற்றால் எல்லாம் மாற்றம் அடையும் என்று பார்த்தோமானால் அதிகமாக கோபப்படுவதால் பித்தம் அதிகமாகும் அதிகமான வெயிலில் நடந்தால் பித்தம் அதிகமாகும் குளிர் காற்றில் உலாவுவதால் கபம் அதிகமாகிறது அதே போல குளிர்ந்த உணவுகளாகிய வெள்ளரி பழம் பூசணிக்காய் இந்த உணவுகள் உண்ணும் உண்பதால் கபம் அதிகமாகிறது ஸோ இதை போன்ற உணவுனாலும் நமது நடவடிக்கைகளாலும் இந்த வாதப்பித்த கபம் தன்னுடைய இலக்கை விட்டு மாறி நமக்கு நோய்கள் வருகின்றது இது மட்டுமல்ல ஒரு ஒரு குடும்பத்திலும் ஒரு ஒரு மனிதரும் தனக்கென்று ஒரு யாக்கையை கொண்டிருப்பார் யாக்கை என்பது ஜெனட்டிக் மேக்கப் அல்லது பிரகிருதி என்று ஆயுர்வேதத்தில் அழைக்கப்படக்கூடியது சித்த மருத்துவத்தில் யாக்கை என்று சொல்லப்படுகிறது ஒரு ஒருவர் ஒரு ஒரு மனிதரும் வாத தேகமோ அல்லது பித்த யாக்கையோ அல்லது கப யாக்கையோ அல்லது இவைகளின் கலப்பினங்களால் உருவாக்கப்பட்ட மனிதர்களாக இருப்பார் சிலருக்கு வெள்ளரிக்காய் ஒத்து வரும் சிலருக்கு ஒத்து வராது அது ஏன் ஏன் அப்படி இருக்கிறது என்றால் அவருடைய உடல் அமைப்பை அமைப்பினால் அதாவது அவருடைய யாக்கையின் அமைப்பை பொறுத்து அந்த உணவு அவருக்கு ஒத்து வருகிறது அல்லது ஒத்து வரவில்லை இப்பொழுது நம்ம ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அதில் ஐந்து பேர் இருக்கின்றார்கள் ஒருவர் தந்தை வாத தேகியாக இருக்கிறார் தாய் பித்த தேகியாக இருக்கிறார் மூத்த மகன் கப தேகியா இருக்கிறார் இன்னொருவர் வாத கப கலந்த தேகியா இருக்கிறார் இன்னொருத்தர் கப பித்த தேகியாக இருக்கிறார் இவ்வாறு ஒரு ஒருவருக்கும் ஒரு ஒரு விதமான சமையல் குடும்பத்தில் செய்ய முடியாது எனவே இதற்கு என்ன தீர்வு என்று யோசிக்கும் பொழுது சித்தர்கள் நமக்காக ஒரு பாடலை பாடி சென்றுள்ளார்கள் ஒன்றிய வாத பித்த கபம் இவை உயரா வண்ணம் நன்றுரு எல்லாம் நாளுமே சமைப்பராய்ந்தோர் திண்டிடு மிளகு சீரகம் மிளகு மஞ்சள் ஜீரகம் உயர்ந்த காயம் வெண்டிடு கொல் சுக்கோடு ஏலம் வெந்தயம் உள்ளி சேர்த்தே இந்த பாடலில் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் நாம் சமைக்கும் பொழுது மஞ்சள் மிளகு ஜீரகம் காயம் மின் பெருங்காயம் சுக்கு ஏலம் வெந்தயம் உள்ளி உள்ளி என்றால் சின்ன வெங்காயம் என்று பொருள் இவைகள் அனைத்தையும் கலந்து சமைப்பதன் மூலம் எந்த வகையான உணவுகளாக இருந்தாலும் அவைகள் வாதத்தை பித்தத்தை கபத்தை அதிகப்படுத்தாத வண்ணம் சமநிலைக்கு வைத்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த உணவில் உள்ளது அது மட்டுமல்ல அந்த குடும்பத்தில் வேறு வேறு விதமான தேக அமைப்பவர் அமைப்புடன் இருந் உள்ள மனிதர்கள் இருந்தால் கூட இந்த பதார்த்தங்களை சேர்த்து நாம் சமைக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த உணவுகளால் எந்த கெடுதலும் வருவதில்லை